நீங்க வந்து பணத்துக்காக பணத்துக்காக போவாதீங்க அப்ப யாருமே இல்லை அந்த சிறை செல்லக்குள்ள சிலது நினைச்சு பாவா இருக்கு சாக்கடை சாக்கடை கீழே பார்த்தா போதும் புழு நெல்லி அவங்க தலையில வந்து இப்படி எல்லாம் பரண்டி எடுத்து அதெல்லாம் செதில் செதில் வந்து ஒரு ஸ்லீப்பர் புக் பண்ண முடியாது ஒரு ஸ்லீப்பருக்கு புக் பண்ண முடியாது பணம் இல்லை இன்னைக்கு நாள் நான் ஏறி பேச காரணம் என்னடா நான் உழைச்சிருக்கேன் அப்படிடா நான் உழைச்சிருக்கேன் இன்னைக்கு நீங்களாம் என்னடா கதையில முன்னாடி போயிட்டீங்க இன்னைக்கு வந்து நீங்க எல்லாரும் நீ வந்து இவ்வளவு பாராட்டும் நான் போற இடம்லாம் கியா மாலை மரியாதை மாலை மரியாதைன்னு எல்லாம் சொல்றாங்க அந்த விஷயமா இருக்கட்டும் என்னை சுத்தி அவ்வளவு பேரா இருக்கட்டும் இதே இந்த சுரேச்சலம் வந்து ஒரே ஒரு ஒரு ரோட்ல எங்கேயாவது டிக்கெட் கிடைக்காம அங்க வந்து போது அஞ்சு ரூபாயா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போய் சோர் எங்கேயாவது கடையில போய் சாப்பிடறதுக்கு பணம் இருக்காது அப்பெல்லாம் ரைஸ் பிளேட் இருபத்தஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு ரூபா தான் இருக்கும் முப்பது ரூபா இருபத்தஞ்சு ரைஸ் பிளேட் அவ்வளவு பணம் இருக்காது வீட்டுல வந்து சாந்தி அதுலயும் நம்ம டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணி டீ எவெல்லாம் டிஃபன் வச்சிருப்பான் கறி வச்சிருப்பான் நான் அப்படி கிடையாது அதுலயும் ஷார்ட்கட் சாந்திக்கு தெரியும் ரொட்டியை வச்சு ரொட்டிக்குள்ள பாஜி வச்சிருவா அதை உருட்டி உருட்டி உருட்டி நாலு ரொட்டி வச்சிருப்பான் அதுக்கப்புறம் கம்பெனில ஒரு தையல் உண்டு அது கம்பெனிட்டு கிளைண்ட் கொடுக்குது கிளைண்ட் கொடுக்க நானே வச்சுக்கிடுவேன் நானே கூட நானும் கொஞ்சம் வச்சுக்கிடுவேன் அதுல அஞ்சு ரொட்டியை உருட்டி வச்சுடுவேன் அதான் அதை வச்சு அதான் சாப்பாடு எங்கேயாவது போகும்போது ட்ரெயினில் அப்படி உட்காந்து தையல் திறந்து ரொட்டி சாப்பிடுறது ரொட்டினா எப்படி இந்த இது உருட்டி வச்சிருப்போம்ல கறி கிரி எல்லாம் ரொட்டி வச்சிருக்கேன் சாப்பிட மட்டும் செய்வேன் அப்புறம் தண்ணி குடிச்சுவேன் எங்க வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா எங்க ஊருக்கு சாப்பிட முடியாது இருக்காது அப்படியே வழியில எங்கேயாவது உட்காந்து சாப்பிட்டோம்னா ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் ரெண்டு ரூபாய்க்கு ஒண்ணு கிடைக்கும் ரெண்டு ரூபாய்க்கு இப்போ வந்து கூட்டிட்டான்னு தெரியல மிந்தி ரெண்டு ரூபா ஒன்றரை ரூபாய்க்குலாம் கிடைக்கும் ஒன்றரை ரூபாய் ரெண்டு ரூபா அந்த மாதிரி இந்த இது இருக்கு வட்டனா ரகடா ரகடா ரகடா கொடுப்பாங்க ரகடானா வட்டாணி இருக்கலாம் நம்ம பானிபூரி இருக்கட்டும் அந்த பட்டாணி ஒரு சாசர் மாதிரி பெருசா இருக்கும் அதை ஊத்துனா இப்படிங்கிறல போயிரும் இவ்வளவு பெரிய சப்பையா இருக்கும் கொஞ்சோண்டு ஊத்தினா அவ்வளவு வேணும் நிறையும் பாக்குறது பெருசா தெரியாம உள்ள ஒண்ணு இருக்காது அதை ஒரு ரெண்டு ரூபாய்க்கு வாங்கி ரொட்டி வாங்கி அதுல முத்தி முத்தி முத்தி முத்தி சாப்பிட்டுட்டு எந்த எந்த எந்தெந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ரயில்வே ஸ்டேஷன்ல தான் அங்கதான் குறைய கிடைக்கும் வேற எங்கேயும் நின்று சாப்பிட விட மாட்டாங்க அவங்க ஒரு முக்கில ஒரு ஏதாவது இடத்துல வந்து அவன்கிட்ட வாங்கி நின்றுட்டு அங்கே அவ்வளவு கூட்டம் நின்று நின்று தின்னுட்டு இருப்பாங்க அதுல நம்மளும் எல்லாம் பிச்சைக்காரனும் அவன் இவன் எல்லாரும் தானே தும்பணும் அதை வாங்கி திட்டு அந்த வடப்பா வேட்டை வாங்கி திட்டு அந்தாலும் சரி ஒரு மோரை பேர் பிடிச்சிட்டு ரெண்டு ரோல முடிஞ்சிடும் அதுக்கு அடுத்த ஸ்டேஷன் போ அப்படின்னு அடுத்த ஸ்டேஷன் போயிட்டு அவ்வளோ தூரம் நடந்து அந்த ட்ரைனிங்கை பண்ணி அப்போ நான் நான் வேங்க அந்த காலத்தில் என்கிட்ட இந்த புக்ஸ்லாம் இருக்கு இந்த புக்ஸ் இப்போ இருக்கான்னு தெரியல மார்க்கெட்டிங் மேனேஜர் அந்த மாதிரி ரெண்டு மூணு புக்ஸ் எனக்கு அந்த காலத்தில் மார்க்கெட்டிங் மேனேஜர் தான் இருக்கலாம் மேக்கிங் மார்க்கெட்டிங் ஒர்க் இது அது சார் மேலே விழுந்துடாம மேலே விழுந்துடாம அப்புறம் இதெல்லாம் எனக்கு அந்த காலத்துல உள்ள புக்ஸ் உள்ள அமுக்கி விட்டுருங்க இது இது இது பாத்து கொஞ்சம் பிடிச்சிடுங்க கிண்டல் சார் கிண்டல் சார் இந்த புக்ஸ் இருக்குல்ல இந்த புக்ஸ் வருஷம் பாருங்க இந்த வருஷம் கண்டிப்பா வந்து பழைய வருஷம் இருக்கும் இந்த வருஷம் இருக்கு பப்ளிஷிங் இந்த வருஷம் இது மேக்கிங் மார்க்கெட்டிங் ஒர்க் இந்த புக்கு இன்னும் ரெண்டு இந்த ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு வந்து சொல்லாங்க எல்லாரும் நீங்க எப்படி இவ்வளவு அட்ராக்டிவா பேசுங்க அட்ராக்டிவ் பர்சனாலிட்டி புக்கு கொடுங்க அட்ரஸ் பேசுனா புக் கொடுங்க இல்ல இதெல்லாம் அந்த காலத்துல அட்ராக்டிவ் இதான் அந்த புக் இதான் இருந்துச்சு அட்ராக்டிவ் பர்சனாலிட்டி புக்கு எல்லாரும் சொல்லாங்க attractive course attractive course attractive course நான் எப்போ ஆரம்பிச்சேன் தெரியுமா நைன்டீன் நைன்டில ஆரம்பிச்சேன் அட்ராக்டிவ் கோர்ஸ் நைன்டீன் என்ன என்னாச்சு டுவெண்ட்டி அதுல ஒரு டென் தேர்ட்டி இயர்ஸ் முன்னாடி அட்ராக்டிவ் கோர்ஸ் படிக்க ஆரம்பிச்சேன் இதுல இருக்கு அந்த புக்கு அட்ராக்டிவ் எப்படி பேசுறது அப்படின்னு அங்க ஆரம்பிச்சது கிடைச்சிருச்சா இல்ல சக்சஸ் என்ன இது அந்த அது கூட சேர்ந்த புக்கு தான் இந்த இந்த புக் வருஷம் பாருங்க வருஷம் பாருங்க இந்த புக் வருஷம் இருக்கா இதெல்லாம் அப்ப பெரிய பெரிய புக்லாம் வாங்க முடியாது இந்த முப்பது ரூபா இருபது ரூபா புக்கு தான் வாங்க முடியும் எத்தனை பத்தொன்பது ரூபாய் பதினஞ்சு ரூபா புக்கு தான் என்னை வந்து கொண்டு சேர்த்துச்சு இந்த புக் வருஷம் பாத்தீங்களா அன்னைக்கு காட்டினேன் நான் சொல்றது கிண்டலர் தானே இந்த புக்கு நைன்டீன் நைன்டி த்ரீ சரியா நைன்டீன் நைன்டி த்ரீ பாருங்க அந்த கலண்டர் அன்னைக்கு காட்டினேன் இது போனி கம்பெனி கலண்டர் இதான் நான் வேலை பார்த்த பத்து வருஷம் company nineteen ninety six calendar அதில் நோட்ஸ் எழுதி வச்சுக்கணும் அப்போ எனக்கு டூர் உண்டு எங்கெங்க நான் போவேன் எங்கெங்க நான் போவேன் அந்த டூர் நம்மளோட சார்லஸ் இது இது வந்து நான் சும்மா அந்த புக் வாங்கி வச்சிருக்கேன் வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லல இங்க பாருங்க சரியா இந்த புக் வாங்கி காட்டுறது இல்லைங்க பாருங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எனக்கு புல் அரிக்கி இருபது வருஷத்துக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணிடுங்க கார்டனுக்கு உட்காந்து அந்த ரெண்டு ரூபாய்க்கு சோத்து தின்ட்டு இந்த மாதிரி தெருல உட்காந்து பண்ணுங்க வேற இந்த புக்கெல்லாம் சும்மா வாங்கி வைக்கல சரியா it has been read important points பாருங்க இருக்கா இதில் எனக்கு பிடிச்சது மட்டும் ஹைலைட்ஸ் வச்சுருங்க பாருங்க புக்கை ஏன்னா என் தொழில் வந்து சேல்ஸ்னு முடிவாகி போச்சு நீங்க நீங்கள் சொல்கிறீங்களா சேல்ஸ் க்ளோசிங் வச்சுங்க சார் அப்படின்னு சொல்லாங்களா சேல்ஸ் க்ளோசிங் சேல்ஸ் க்ளோசிங் அப்போ ஆரம்பிச்சது நம்ம கோர்ஸ் போடணும் இல்லையா நீங்கள் வந்து பணத்துக்காக பணத்துக்காக போகாதீங்க உங்களோட குவாலிட்டிஸ் வளர்த்துக்காக போங்க குவாலிட்டிஸ் வளர்த்துட்டீங்கன்னா நீங்க டெகுலர் பண்ணலே பணம் ம் செமினார் அப்படின்னா பணம் வந்துடும் அதான் அதான் எனக்கு வந்து எல்லாரும் நீங்க பாராட்டுங்க ரிட்டர்ன் பத்திட்டு இருக்கீங்க எனக்கு அன்னைக்கு நான் அந்த சுரேச்சலம் தனியா ரோட்ல அலைஞ்சது சாப்பாடு கலைஞ்சது சாப்பாடு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டது எனக்கு அந்த விஷயம் தான் ஞாபகம் வருது அந்த சுரேச்சலம் வந்துட்டு என் பிள்ளை நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொல்லுங்க அது அது என்ன கஷ்டம் எனக்கு இப்பதான் புரியுது அது அது அது ஏன் அழுதான் எங்க அம்மா அந்த அந்த சீசன்ல நான் சிரிச்சிருப்பேன் இவனை வளர்க்க ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு ஆனா இன்னைக்கு இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு நான் கஷ்டப்படல நான் இப்படி வருவேன்னு நினைக்கவே இல்லை நான் ஏதோ பெருசா பண்ண போறேன்னு தெரியும் பட் இவ்வளவு பேரும் புகழ் கிடைக்குமான்னு தெரியல இப்ப கூட அன்னைக்கு பேசிட்டு சொன்னாங்களே ஜான் என் ஃப்ரெண்டு சொன்ன என்ன உங்களுக்கு இவ்வளவு வரவேற்பு இது எனக்கே தெரியலப்பா நான் நடிச்ச மக்கள் எவ்வளவு வரவேற்பு அப்படின்னு அங்கில் காசு அந்த சுரேச்சலத்தை நினைச்சு பாவா இருக்கு சாரி அது சுரேச்சல இல்ல சுரேஷ் குமார் குமார் ஆமா குமார் அந்த மலையில ஒத்தியில நடந்து போனதா இருக்கட்டும் அப்படி அந்த மலைக்கு மேல ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் உண்டு அங்க நடந்து போறதுக்கு நான் அப்படியே நடந்து போவேன் அப்ப என் கூட ஒருத்த வந்து கேட்டேன் எங்க போறான்னு கேட்டேன் நான் அவன்கிட்ட அட்ரஸ் கேட்டேன் அங்கதான் போகணும் நானும் அங்கதான் போன கூட அந்த கூட்டிட்டு போற டைட்டில் சொன்னா நீ இவ்வளவு தூரம் போறிய எங்க உன் சொந்த பிசினஸ் கேட்டான் இல்ல நான் வேலை பார்க்க அப்படின்னா வேலை பார்க்கறது நீ இவ்வளவு தூரம் பாக்கியா உன் கிளைண்ட் எனக்கு தெரியாது நான் அங்க ஏதோ கிடைக்குமான்னு போறேன் அப்படின்னு புரியுதா கன்ஃபார்ம் கிடையாது அப்ப போய் ஏதாவது கிளைண்ட் கிடைக்குமான்னு போனேன் அப்போ அவன் அவன் போற வழியில சொன்னான் என்கிட்ட ஜாயின் பண்ணிட்டேன்னு கேட்டான் எனக்கு மறக்க முடியாது டாக்யார்ட் ரோட்ல டாக்யார்ட்ல இருந்து ஸ்டேஷன்ல இருந்து இறங்கி ரைட் சைட்ல மேல ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்காங்க அவ்வளவு நடந்து போகணும் அந்த வெயில நடந்து போறேன் நான் என் கிட்ட எப்பவும் பெட்டி இருக்கும் கேட் பெட்டி அது வெயிட் நிறைய இருக்கும் அதுல ஃபுல்லா பட்டன்ஸ் இருக்கும் ஜீன்ஸ் பட்டன் அது ஒரு ஐநூறு பட்டன் தான் எப்படி ஜீன்ஸ் பட்டன் ஐநூறு பட்டன் அது சாம்பிள் எப்படி தூக்கிட்டு நான் நடந்து போவேன் பஸ் எல்லாம் அப்ப அவன் கேட்டான் என்கிட்ட ஜாயின் பண்ணி அப்படின்னா என்ன என்கிட்ட கேட்காடுனா இல்ல நீ <laughs> இப்படி வேலை பண்றாடி அது கேட்டா இல்ல இல்ல அது கவலை இருக்குது அந்த மாதிரி இல்லைங்க அந்த சிலை செல்லும் தான் எனக்கு கஷ்டமா இருக்கு காசு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இன்னைக்கு எல்லாம் பாக்குறதுக்கு தண்ணி வருது சின்ன வீடியோ எடுக்குங்க அன்னைக்கு ஒத்தே ஒத்தே வச்சு எல்லாரும் வச்சு நீங்களா இங்க பிறக்கவே இல்லை நீங்களா அவ்வளவு யாருமே பிறக்கல இதுல நான் கஷ்டப்பட்டதுல கஷ்டப்பட்டா எல்லாமே நடக்கும் கஷ்டப்படணும் கஷ்டப்படணும் என்ன உங்களோட நோக்கம் வந்து தெளிவா இருந்துச்சு ஃபோக்கஸ் தெளிவா இருந்துச்சு எங்க போயிட்டு இருக்கோம் ஒத்தியில தான் இருப்பீங்க உங்களை யாரும் இருக்க மாட்டாங்க கஷ்டப்பட்டு இருப்பீங்க இப்போ எனக்கு அந்த சுரேஷ் நினைச்சுக்கு அப்பா அழுவரல ஆனா இப்போ அந்த சுரேஷ் நினைச்சு அழுவது <laughs> இல்லையா அந்த சுரேஷ் நினைச்சு நான் அப்பா அழல ஆனா அந்த சுரேஷ் நினைச்சு இப்ப அழுது அந்த சுரேஷ் எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா செம்ம கஷ்டப்பட்டா என்ன என்ன கஷ்டங்கள்லாம் அப்ப எனக்கு கஷ்டம் இல்லை இப்ப நான் கஷ்டம் சொல்லக்கூடாது ஆனா இப்ப இருக்க அந்த வாழ்க்கையை நினைச்சு நான் அப்போ அப்போ நினைச்சு நான் அதான் சொல்லலாம் வாழ்க்கையில கஷ்டப்படுத்தீங்களா என்ஜாய் பண்ணுங்க அந்த சுரேஷ் வந்து ஒன் டிக்கெட் கம்பார்ட்மெண்ட்ல இப்போ மாதிரி வந்து எவ்வளவு டெவலப்மெண்ட் ஆயிருக்கு இந்தியால இப்போ எவ்வளவு டெவலப்மெண்ட் ஆயிருக்கு அந்த காலத்துல வந்துட்டு அவ்வளவு டெவலப் ஆயிருக்கு அந்த காலத்துல வந்து உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு அசிங்கமா இருக்கும் நாடெல்லாம் எவ்வளவு அசிங்கமா இருக்கும் இல்லையா நான் சொன்னா நான் நேரில் படுத்து கிடப்பேன் நான் படுத்து கிடக்குது கீழே வந்து படுத்து கிடக்கு கீழே வந்துட்டு இது இருக்கும் சாக்கடை சாக்கடை கீழே பார்த்தா போதும் புழு நெளியும் மண் புழு நான் இப்படி இப்படி தலைச்சு படுத்துப்போ நான் கீழே பார்த்தா அந்த சாக்கடை சாக்கடைல வந்து மண் இருக்கும் அந்த மண்ணில் புழுலாம் நெளியும் வருது அது நாங்கள் என்ஜாய் மாட்டோம் சூப்பர் இல்ல இது நமக்கு நமக்கு வெளியே பழக்க இடம் கிடைச்சிருக்காரு எல்லாம் தண்ணி கிண்ணி பார்த்துன்னா வாட அடிக்கும் அதில் அதுல எல்லாம் படுத்து கிடந்துச்சுட்டு அந்த மாதிரி சுச்சுவேஷன் தாண்டி ஆமா அவ்வளவு மாதிரி அசிங்கத்துல அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் படுத்துட்டு எழுந்துச்சுட்டு அது தெரியவே தெரியல அந்த கஷ்டங்கள்லாம் அப்போ வந்து ஆனா உள்ளுக்குள்ள எங்கேயோ போகணும் போகணும் போகணும் இருந்துச்சுல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் அங்கதான் இருக்காங்க கட் பண்ணிட்டு பார்த்தா சொல்லுவாங்க தெரியுமா இருபது வயசுல கட் பண்ணிட்டு பார்த்தா அதான் கட் பண்ணிட்டு பார்த்தா நான் பதினேழு கம்பெனி இவ்வளவு வருஷம் இவ்வளவு சொந்தங்கள் இவ்வளவு பேரு புகழ் அங்க அவங்க அப்படி இருக்காங்க பதினோரு வருஷம் கழிச்சு அப்படியே அப்படி இருக்காரு இதுல எல்லாருக்கிட்டையும் நான் வந்து பயபக்தியா இருந்தேன் எங்க மென்டார் குரு கிட்ட எடுத்தாலும் சரி குரு கூட யார் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது நான் சொல்லலாம் அவங்க தலையில வந்து இப்படி எல்லாம் பரண்டி எடுத்து அதெல்லாம் செதில் செதிலா வரும் அந்த செதில்லாம் கரண்டிய கை வச்சு எல்லாம் எடுத்துட்டு அதெல்லாம் பிச்சு எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஏன்னா எனக்கு அது என் மென்டார் என் குரு அவர் அவர் மேல அவனுக்கு அவ்வளவு பாசம் இப்ப நினைக்கும் போது அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ஆனா அப்ப எனக்கு தெரியல இப்பவும் எனக்கு ஒன்றும் பெஸ்ட் தெரியல ஆனா இப்ப அந்த ஃபங்க்ஷன்ல அவர் பார்க்கும்போது அந்த வடு இங்க வரைக்கும் வந்துட்டு அது எனக்கு தெரியுது இங்க வரைக்கும் வந்துச்சு நான் ஒன்றும் பார்க்கல பட் அப்போ வந்து நகத்தை வச்சு சொரண்டு சொரண்டு சொரண்டிட்டு அதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது அதுக்கு ஒரு மெடிசின் போடுவாங்க நகத்தை சொரண்டிட்டு அதுக்கு மேலே மெடிசின் போடுவாங்க அது மாதிரி நகத்தை சொரண்டிட்டு அதுக்கு மேலே மெடிசின் போடுவாங்க எல்லாம் எனக்கு போட்டுட்டு அவர் தான் போடுவாங்க அவர்கிட்ட அப்போ நீ அப்போ அந்த குரு மேல அவ்வளவு பெரிய பக்தி அந்த அதுதான் அது அது அதுலயும் நான் எந்த கசர் விடவே இல்லை நிறைய பேர் அவர்கிட்ட எத்து நிப்பான் இன்னைக்கு அவனெல்லாம் காணாம வாழ்க்கை வாழ்க்கையெல்லாம் சீரழிஞ்சு வாழ்க்கையை வாழ முடியாம ரொம்ப கேவலமா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க நான் அவர் மேல வச்ச பாசம் என் குரு மேல வச்ச பாசம் அது நேர்மையா இருந்துச்சு அது இன்னைக்கு காப்பாத்து அந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு குருக்கள் நிறைய தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னு இருபத்தஞ்சு வருஷம் தெரிய வந்துச்சு அவங்க என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்காங்க <laughs> அது இப்பவும் ஆனா அவங்க மேல உள்ள மரியாதை எனக்கு இப்படிதான் இருக்கு அதான் அவங்க அந்த வாலி வயசில் அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணலாம் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து இந்த இது கொடுத்துட்டே இருக்கணும் அவ்வளோதான் செகண்ட் கிளாஸ்ல போகும்போது செகண்ட் கிளாஸ் இல்ல செகண்ட் கிளாஸ் எல்லாம் ரிச்சு இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு ஏசி வேணுமா அப்படின்னு கேக்குறேன் ஸ்லீப்பர் தர சும்மா ரெண்டு டிக்கெட் போட்டு போயிட்டு வரட்டும் அப்படின்னு எடுக்கிறேன் ஸ்லீப்பர்ல ரெண்டு மூணு டிக்கெட் புக் பண்ணி வச்சிருவோம் போலாம் அப்ப வந்து ஒரு ஸ்லீப்பர் புக் பண்ண முடியாது ஒரு ஸ்லீப்பருக்கு புக் பண்ண முடியாது பணம் இல்லை அது என்ன பண்ணுதுன்னா நூத்தி நாற்பது ரூபா கிடைக்கும் ஸ்லீப்பர்ல ஆனா இங்க முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா கிடைச்சிடும் நூறு ரூபா அப்படியே கிடைக்கும் அப்படின்னு அது நாற்பத்தஞ்சு ரூபாய் டிக்கெட் முடிஞ்சிடும் அதுக்காக ஸ்லீப்பர் கிளாஸ் எடுத்து அங்க கூட்டம் கூட்டம் இருக்குமா இல்லையா தெரியாது நாட் ஒன்லி தட் இந்த பேக்லாம் கிடையாது அப்போ ஒரு பிரீப் கேஸ் அப்புறம் ஒரு பேக் இந்த ரெண்டு கையில தான் இருக்கும் இப்பதான் அந்த மாடல் வந்துச்சு அப்ப அந்த மாடல் கிடையாது இந்த மாடல் கிடையாது சுருக் இருக்கும் அப்புறம் ஒரு பேக் இருக்கும் அதுல ஒரு எழுபது கலண்டர் இருக்கும் என்ன இருக்கலாம் விட ஹார்டா இருக்கும் இதோட டபுள் மடங்கு வெயிட்டா இருக்கும் ஒரு கலண்டர் ஏன்னா அதெல்லாம் போட்டோ காப்பி அன்னைக்கு பாத்தீங்களாங்க நீங்க அங்க பாத்தீங்களா நிடல் நினைச்சு அது கார்ட்போர்டு மாதிரி இருக்கு கார்ட்போர்டு மாதிரி பன்னெண்டு கார்ட்போர்டு இருக்கும் அதாவது போட்டோ போட்டோ எடுக்கும்போது எந்த ஷீட் இருக்கும் அந்த ஷீட் பன்னெண்டு ஷீட் உள்ள பெரிய கலண்டர் இருக்கும் அந்த மாதிரி எழுது கலண்டர் உள்ள இருக்கும் அப்படி கையில செவக்கும் அதை தூக்கிட்டு அதுக்கு ரிக்ஷா சார்ஜும் கொடுக்க மாட்டாங்க நாங்கள் ஹோட்டலுக்கு போயிட்டு குடுறன் என்ன தெரியுமா குடுறன் என்ன கிடையாது பட் அது அதுதான் நான் இன்னைக்கு எல்லாம் எவனுக்கு எடுத்து நிற்கிறது காரணம் மூணு ஊர் போகணும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து பாம்பேலேருந்து கிளம்பிட்டா அப்படின்னா அங்கே போயிட்டுனா நேராக காலையில் போனா சிப் சிப்லூன் மாட் கேட் அப்படின்னு மூணு ஊர் உண்டு அதுக்கப்புறம் கோலாப்பூர் வந்துடும் கோவா வந்துடும் மாதிரி இந்த சைடு போனால் சத்தாரா கராட் சாங்கிலி அப்படி மூணு இடம் உண்டு இன்னைக்கு நான் வந்து இந்த படிப்பு பத்தி கெட்டவரத்தை போட்டு திட்டு அதெல்லாம் என்ன காரணம் எனக்கு பட்ட விஷயம் தான் அங்க வந்து இதுதான் என்ன இருக்குல்ல இதுல நான் போட்டுக்கிறேன் பாருங்க மார்க்கெட் என்ன இடம் இது வந்து இங்க உள்ளது புலேஸ்வர் கிர்காவ் இது தாதர் எல்லா மார்க்கெட் தெரியாத மட்டும்தான் ஒரு நாளைக்கு மூணு மார்க்கெட் பாருங்க ஒரு இடத்துல மூணு இது மாதிரி தான் அப் கண்ட்ரிஸ் இருக்கும் வெளிநாட்டு மா இது இல்ல முலுன் சாண்டகுரஸ் கார் மூணு market Borivali Kandivali Malad Goregaon Jogeshwari Chembur Ghatkopar <laughs> date wise எழுதி வச்சிருக்கீங்களா சார் ஏ இந்த மாதிரி அந்த கஷ்டம் இருக்கு தெரியுமா இன்னைக்கு எவனாலும் என்னடா நீங்க எல்லாம் பண்றீங்க அப்படின்னு திட்டது காரணம் வந்து நான் உழைச்சிருக்கேன் அப்படி இன்னைக்கு எவன்ட்டனால நான் ஏறி பேசுறது காரணம் என்னடா நான் உழைச்சிருக்கேன் அப்படிடா நான் உழைச்சிருக்கேன் இன்னைக்கு நீங்களாம் என்னடா பண்றீங்க அப்படின்னு ஏறி பேசுறது காரணம் வந்து அந்த அது பண்ணிருக்கேன் இப்ப இங்கிலீஷ் படிக்கிறது ஒரு மாய்க்கலால் நினைக்கிற ஒருத்தன் பார்க்கல என்னைய மாதிரி வெறி பிடிச்சு போய் இங்கிலீஷ் படிச்சா நான் நான் பார்க்கவே இல்லை இவ்வளோ டீப்பாக யோசிச்சு வேணா பண்ணணும் அவன் சரியான கிராக்ல அவன் என்னமோ டீப்பாக பண்ணும் அப்படின்னு நம்மள வச்சுவிடுவாங்க லிஸ்ட்ல ஏன்னா ஒரு இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு போய் எவனா டேப் ரிகார்டு வாங்குவாங்களா டேப் ரிகார்டு வாங்கி அங்கே இங்கிலீஷ் எங்கேயுமே எனக்கு படிக்க முடியாது நைட்டில் பன்னெண்டு மணிக்கு பதினொரு மணிக்கு தூர்தர்ஷன்ல இங்கிலீஷ் படம் போடுவோம் அதை உட்காந்து ரெக்கார்ட் பண்ணும் அதோட அநியாயம் என்ன தெரியுமா நைட்டில் எல்லாரும் வீட்டுல வீட்டில் தூங்கிட்டு இருப்பாங்க இது ஆளுக்கு பெட்ரூமு ஹாலு இங்கே அந்த அந்த கதையே கிடையாதா இதான் எல்லாரும் நாலு பேர் இங்கே தான் தூங்குவாங்க தம்பி தங்கச்சி அம்மா அப்பா மேலே கட்டில் தூங்கிட்டு இருப்பாங்க எங்களுக்கு ரெண்டு ஸ்டாண்ட் அடிச்சு விட்ருக்கோம் அதில் டிவி இருக்குது நான் அந்த டிவியில் அந்த அந்த ஸ்டாண்டில் இப்படி தொங்கிக்கிட்டு இப்படி வச்சு டி இது ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருப்பேன் ஏன்னா நாளைக்கு எனக்கு கேட்கறது வேணும் இங்கிலீஷ் கேட்கறது வேணும்னு இங்கிலீஷ் சோர்ஸ் வேறு எதுவும் கிடையாது இங்கிலீஷ் புக்கு தான் கிடைக்கும் ஸ்பீச் எங்கேயும் கிடைக்காது அந்த பதினோரு மணிக்கு ஒரு ரெண்டே ரெண்டு சேனல் தூர்தர்ஷன் அப்புறம் டிடி ஸ்டார் டூர்தர்ஷன் என்னமோ ஒன்று உண்டு இதுல வந்து லைட்டா வரும் அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா வரும் இப்ப நம்ம எல்லாம் இந்த நியூஸ் சேனல்ல ஜெயா ஜெயா பிளஸ் எல்லாம் இருக்கலாம் அந்த மாதிரி அங்க வந்து தூர்தர்ஷன் அப்புறம் தூர்தர்ஷன் பிளஸ் என்னமோ ஒன்று இதுல கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இதுல சொத்தா ஏதாவது மூணு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு ஒரு தமிழ் படம் போடும் அதுவும் அந்த படம் பேர் வீடு அது நேஷனல் அவார்டு வின் பண்ண வீடு அது இப்படி பார்த்துட்டே இருக்கும் தாத்தா இறங்கி போவாரு ரோட்ல நடந்து போவாரு பஸ்ல ஏறி போவாரு எப்போது பேசுறா பேசுறாரு இப்படிதான் அந்த படம் இருக்கும் that time we had so much of challenge அந்த சேலஞ்சில டேய் ஜெயிச்சே காட்ட விடாறாங்க அப்படின்னு அந்த சேலஞ்சில அப்போ வந்து அந்த ரெண்டு மணிக்கு நான் ரெக்கார்ட் பண்ணுவேன் நைட்டு பதினோரு மணிக்கு ரெக்கார்ட் பண்ணுவேன்னா அது என்ன ஆகும் தெரியுமா வீட்டில் அது சேனல் வந்து ரிமோட்லாம் கிடையாது அதுல பன்னெண்டு இருக்கும் <laughs> ஆனா ரெண்டே ரெண்டு அப்ப எப்படா இதுல பிபிஎல் அந்த மாதிரி அது பன்னெண்டு பிபிஎல் எங்க அப்பா பெருசு வாங்கி தராது அது கண்ணு கேடு ஏவா பெரிய டிவி வாங்க வேண்டி தரணும்னு சொல்றாங்க கண்ணு கேடு கண்ணு கேட்டு போறோம் நம்மளோட சின்ன வீட்டுல அதாவது சின்ன டிவி அதனால இவ்வளவு காலம் ஒரு சின்ன டிவி இருக்கும் அதுல தான் நாங்க எல்லாரும் வீட்டுக்கு பாத்துட்டு இருக்கோம் Thank you.